தலைப்பு நான் கவிதை தான் சொல்ல போகிறேன் குட்டியாக தான் சொல்ல போகிறேன் நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னு தெரியும் கவிதையின் தலைப்பு வியப்பு ஆம் வியப்பு பெருவெடிப்பு என்ற தவ புதல்வன் நீயோ உனக்குள்ளே என்னை விழுங்கி உன் எல்லை தேட வைத்தாயோ என் எல்லையற்ற பிரபஞ்சமே திக்குமுக்கு ஆடும் விஞ்ஞானியின் வியப்பு மேனியெங்கும் வளைவு நெளிவுகள் மேடு பள்ளங்கள் உயிர் ஜெனிக்கும் பல்லுயிர் உற்சவம் உனக்குள் பச்சை புடவையில் பல்வண்ண பட்டு மலர்கள் தரித்து அனுதினமும் குதூகலிக்கும் இயற்கை ராணி இவள் இவள் அழகின் வியப்பு மூத்த குடியில் பிறந்து இளையவளாய் இனியவளாய் மிடுக்குடன் பல நாடுகள் சுற்றி திரியும் வீர மங்கையாய் அவைக்கு முதல்வியாய் திகழும் எம் தமிழ் மொழிகளின் வியப்பு படைத்தவனின் படைப்பிற்குள் ஓர் படைப்பாளி மென்மையும் தோற்கும் மெல்லியவள் ஈரைந்து மாதம் தவம் புரிந்து இலக்கணம் வகுத்தாள் பெண்மைக்கே அதிகாரங்கள் தோற்கும் அனுபவம் கூடும் தாய்மையில் பெண்மை வியப்பின் உச்சம் விருட்டென திட்டியுரைத்த போதும் சட்டென கட்டி அணைக்கும் பிஞ்சு கைகளும் கெஞ்சி அழைக்கும் கொஞ்ச சினுங்களும் எம் மொழியையும் மறக்கச் செய்யும் அம்மழலை மொழி வியப்பினும் வியப்பே தினமும் திருவிழா கூடும் ஆர்ப்பாட்டங்கள் பல்துறை பேசும் எல்லையில் அவன் கை ஓங்கும் நெஞ்சினில் அவன் கொண்ட மோகம் இந்தியன் என்பது அவன் உயிர் தாகம் படை வீரனின் வீரம் வியப்புகளை விஞ்சும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு படைப்பும் வியப்பே படைப்பின் சிறப்பும் வியப்பே இது இப்பூமகளின் வியப்பு என்னும் படைப்பு வாய்ப்பளித்து அமைதி காத்தமைக்கு நன்றிகள் பற்பல கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழிய செந்தமிழ் வாழிய வாழியவே